hello friends welcome to find a channel நான் இன்னைக்கு கீரை கடையில் தான் செய்ய போகிறேன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் சுத்தம் பண்ண கீரையை தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு போட்டு வச்சுருவாங்க அப்போ தான் கீரையில் இருக்க மண்ணெல்லாம் அடியில் தங்கிட்டு கீரை மண் இல்லாமல் இருக்கும் இதை ஒரு மூணு நாலு தடவை அலசி எடுத்துக்கலாம் கீரை கடையிறதுக்கு ஒரு கட்டு சிறுகீரை ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க இதை கழுவிட்டேன் இப்போ இதுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேங்க இது தண்ணி கொதித்த உடனே இந்த பருப்பை சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே மஞ்சள் தூளும் விளக்கெண்ணையும் சேர்த்துட்டேங்க இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இது கூட அந்த வெங்காயம் மிளகாலாம் சேர்த்துக்கலாம் பருப்பு பாதி வெந்ததுக்கு அப்புறமா ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க இதை கூட இதை சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு வச்சுருக்கேன் இதையும் இது கூட போட்டுக்கிறேன் ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க குழஞ்சி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க வெங்காயம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இப்போ இது கூட நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரை இதில் போட்டுட்டேங்க எனக்கு இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதுலேயே இருக்குது அதனால் எனக்கு இதுவே போதும் உங்களுக்கு பட்டாத மாதிரி இருந்தால் ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கீரை நல்லா வெந்துருச்சுங்க நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் எனக்கு கீரை வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ இதை கடைஞ்சிக்கலாம் இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சிக்கலாங்க ஒரு கட்டு கீரையாக இருந்தாலுமே நான் பெரிய சட்டியை தாங்க யூஸ் பண்ணிப்பேன் அப்போ தான் ஈஸியாக வேகமாக கடைய முடியும் அதனால் பெருசாகவே யூஸ் பண்ணிக்கிறது கடைஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ கீரையெல்லாம் கடைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க இந்த தாளிப்போட இருந்ததுன்னா அவசியம் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து தான் தாளிச்சிக்க போகிறேன் இதை உதிர்த்துட்டு போட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்சி வருதுங்க இதை ஆஃப் பண்ணிட்டு கீரையில் சேர்த்துக்கலாம் ஒரு டைம் நீங்கள் இந்த வடகம் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நம்மளால் செய்ய முடியலன்னா கூட வாங்கி கூட வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வத்த குழம்பு புளிக்குழம்பு சாம்பாருக்குமே நல்லாயிருக்கும் கீரை பச்சை பயிறு எல்லாத்துக்குமே தாளித்து கொட்டினோம்னா அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போது கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ